எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப நாளாக நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த போச்சமலை டைப்பில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் டபுள் நைன் டூ சாரியுடைய நம்பர் டபுள் நைன் டூங்க பாடி ஆஃப் சாரீ வயலட் கலர்லேயும் பேக்ரவுண்ட் கலர் வயலட் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர் கொஞ்சம் டார்க் பிங்காகவே இருக்குங்க டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு nearly three and half inches four inches வரைக்கும் உங்களுக்கு பார்டர் இருக்குது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைன் ப்ளவுஸாக வருங்க பாடி ஆஃப் சாரீ பல்லு ப்ளவுஸ் அண்ட் டசில்ஸ் சேர்த்து சாரியோடைய லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ வரைக்கும் வருங்க அதில் ப்ளவுஸோடைய லென்த்து வந்து கண்டிப்பாக செவன்டி சென்டிமீட்டர் எபவ் தாங்க இருக்கும் next sari double nine three இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வார்ப்பு விஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் அண்ட் எல்லாமே டபுள் வார்ப்பு சாரீங்க சாரீ குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக்கும் வந்துடும் பாடி ஆஃப் சாரீ பேக்ரவுண்ட் கலர்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லோலேயே லைட் எல்லோவாக இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் கலர் இதுவும் உங்களுக்கு top and bottom four inch பார்டரில் வருதுங்க சாரியுடைய price seven thousand two hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கும் ஏழாயிரத்தி இரநூறுபாய்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க sari number double nine four body of sari bottle க்ரீன்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்குங்க என்ன அப்படின்னா ராணி பிங்க் கலரும் அண்டு பர்பிளும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த சேரீயில் top and bottom four inch border வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாட்டமில் டர்னிங் ஒர்க் மாதிரியும் டிசைன் வந்துடுதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸை வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு பீசஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே இமீடியேட்டாக புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட செப்பரேட்டாக கலெக்ஷன் சென்ட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸோ வீடியோஸோ அவைலபிள் இல்லைங்க கலெக்ஷன்ஸ் கேட்குறவங்க வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப்பில் நம்ம அப்டேட்ஸ் போட்டுகிட்டே இருப்போம் ஸோ அந்த கலெக்ஷன்ஸில் இருந்தால் அந்த அப்டேட்லேருந்து தான் நீங்கள் ஆன் டைம் புக் பண்ணுற மாதிரி இருக்குங்க sari number double nine five பல்லுவன் and blouse pink colour body of sari blue colour இதுலேயும் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் ஃபோர் இன்ச் பார்டர் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு டர்னிங் ஒர்க் மாதிரி வந்துடுது அண்ட் இதெல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால கட்டாயம் ட்ரை வாஷ் மட்டும்தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது sari number double nine six இந்த சரியில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிங்க் கலர்லேயும் பாடி ஆஃப் சேரீன்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டபுள் டோனில் வரும் அதாவது க்ரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இதுலேயும் உங்களுக்கு பாட்டமில் டர்னிங் ஒர்க் மாதிரி வந்திருக்கு top and bottom four inch border blouse மட்டும்தாங்க இந்த சாரியில் ப்ளைனாக இருக்கும் மற்றபடி ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த டிசைன் இருக்கும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சேரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷன்ஸோ ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கு இல்லைங்க Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் தாங்க இருக்குது இந்த நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அதாவது transaction ID or UTR number or reference number இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து pink colour body of sari blue colour இது வந்து லைட் ப்ளூ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ளூக்கும் இதுக்கும் கலர் டிஃப்ரென்சஸ் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது நைன் நைன் செவன் இது வந்து லைட் ப்ளூவாக இருக்கும் next sari number double nine eight pallu and blouse magenta கலர்லேயும் body of sari ink blue கலர்லேயும் இருக்குங்க அண்ட் இந்த டைப் ஆஃப் சேரீயில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் பல்லுக்கு அப்புறம் ப்ளவுஸ் வர்றதுனால நம்ம வந்து நிறைய பேர் டசில்ஸ் கேட்குறதுனாலையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த சேரீயில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே டசில்ஸ் போட்டிருக்குங்க ஸோ இந்த சாரீஸ் இந்த டைப்பில் வரக்கூடிய சாரீஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் கட் பண்ணி அங்கே மட்டும் நீங்களே டசல்ஸ் போட்டுக்கலாங்க இதில் உங்களுக்கு top and bottom eight inch border வந்துடுது பார்டர்லேயுமே டிசைனும் வருதுங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரிக்கு பார்த்துட்டிங்கன்னா extra three hundred rupees sari book பண்ணும்போதே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர்லேயும் body of sari copper sulphate blue கலர்லேயும் இருக்குங்க டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு எயிட் இன்ச் பார்டர் அந்த பார்டர்லேயுமே பாருங்களேன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக வந்து சரி இல்லாமல் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் மட்டும் வந்து இடையில டை டிசைன் வந்திருக்கும் சேம் உங்களுக்கு பாடியில் என்ன மாதிரி பார்டர்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 டெலிவரி டைம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி பிஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் நீங்கள் என்றைக்குமே நாட் ஓன்லி டுடேங்க ஸோ நீங்கள் எப்போ வந்துட்டு நீங்கள் புக் பண்ணி பேமெண்ட் வந்து பிஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பார்சல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் டே என்னாகும் அப்படின்னா டிஸ்பேச் ஆகுங்க ஸோ டிஸ்பேச் அப்படிங்கிறது ஈவினிங் தாங்க நடக்கும் after five thirty or six PM தான் வந்து டிஸ்பேச் நடக்கும் எப்போவுமே எங்கே கொரியர் சர்வீஸ் எந்த இடத்துல இருந்தாலுமே புக்கிங் வேணால் வாங்கி வச்சுக்குவாங்களே தவிர அந்த பார்சல்ஸ் எப்போ ஷிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நைட்டில் தான் ஷிஃப்ட் பண்ணுவாங்க அதாவது இன் இங்கே எதை புக்கிங் பிளேஸ் அப்படின்னா புக்கிங் பிளேஸ்லேருந்து இன்னொரு ஹப்புக்கு வந்து எப்போ ஷிஃப்ட் பண்ணுவாங்கன்னா நைட் டைமில் தான் பண்ணுவாங்க so after six o'clock தான் டிஸ்பேச் நடக்குங்க என்ன தான் மார்னிங்கே புக்கிங் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஈவினிங் தான் வந்துட்டு டிஸ்பேச் இருக்கும் sari number one double zero two பழுவன் blouse magenta colour body of sari background colour half ஒயிட்டில் இருக்குங்க இதில் டாப் அண்ட் பாட்டமுக்கு உங்களுக்கு பார்டர் வந்து டிஃப்ரெண்ட் வரும் sari number one double zero three பழுவன் blouse ink blue colour body of sari background colour rani pink கலரில் இருக்கும் இதில் டாப் அண்ட் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் ஒரே மாதிரி வந்துடுதுங்க அந்த பார்டர்லேயுமே டை டிசைன் வருது செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க அண்ட் இது எல்லாமே ஃபோர் ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும் அண்ட் எல்லாமே டபுள் வார்ப்பு சேரீ வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஃபைன் ஜரிங்க டெஸ்டட் ஜரி சில்க்கை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் சில்க்கு தாராளமாக நம்மகிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த செக்கிங் வீடியோவுடைய லிங்க்கு கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி செக் பண்ணுறது என்ன மாதிரி வந்தது அப்படின்னா அது பியூர் சில்க்கு அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பார்த்து கூட ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் பல்லூன் blouse magenta colour body of sari background colour grey colour இதுலேயும் உங்களுக்கு top and bottom eight inch border வந்துடுது பார்டர்லேயுமே டிசைன் வருதுங்க next sari sari number one double zero five body of sari copper sulphate blue பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் இந்த சாரிலையும் டாப்பை விட உங்களுக்கு பாட்டமில் உங்களுக்கு பார்டரும் வரும் அண்ட் ஆல்சோ டர்னிங் ஒர்க் மாதிரியும் வரும் சில சாரீஸில் வந்து ஃபுல்லாகவே டெசல்ஸ் போடலைங்க ஸோ நீங்கள் புக் பண்ணுறீங்க உங்களுக்கு டெசல்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் ப்ரீபேமெண்ட்டில் புக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம டசல்ஸ் போட்டு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா டசல்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க sari number one double zero six body of sari parrot green பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் அண்டு நிறைய பேர் வந்து ஷாப்க்கு நேராகவும் வர்றீங்க பர்ச்சேஸும் பண்ணுறீங்க அண்ட் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் வர மாதிரியும் நிறையா இருக்குங்க ஸோ நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்யூர் சில்கில் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமான ரேஞ்சஸில் சாரீஸ் அவைலபிளாக இருக்குது வெரைட்டிஸ்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெய்லி என்ன அப்டேட் போடுறோமோ அதோடைய வெரைட்டிஸ் தாங்க அதாவது பார்டர்லெஸில் இருக்குது பார்டரில் இருக்குது ஒன் சைட் பார்டர் இருக்குது இந்த மாதிரி போச்சம்பள்ளி டிசைன்ஸ் இருக்குது ஆல் செல்ஃப் டிசைன்ஸ் இருக்குது அண்ட் ஒன்றரை வார்ப்பு ஒன்றே முக்கால் வார்ப்பு டபுள் வார்ப்புன்னு இருக்குங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமான ரேஞ்சஸில் நம்ம ஷாப்பில் வந்து பியூர் சில்க் சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் நேரில் வந்து சாரீஸ் பார்த்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம் ஆனால் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் கேட்டுட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்குங்க ஏன்னா நம்மக்கிட்ட வந்து த்ரீ தௌசண்டோ ஃபோர் தௌசண்டோ அல்லது டூ தௌசண்ட்க்கோ வந்து சாரீஸ் வந்து அவைலபிள் இல்லை அதாவது மிக்ஸ்டு ஐட்டம் நம்மக்கிட்ட இல்லை மற்ற ஐட்டமும் நம்மக்கிட்ட இல்லைங்க காட்டன் வேணால் சம் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது காட்டன் சாரீஸ் நீங்கள் வேணும் அப்படின்னாலும் நம்ம வீடியோவில் என்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த கலெக்ஷன்ஸில் காட்டன்ஸில் சம் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அதை வேணாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அது தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் வருங்க இப்போ நீங்கள் பார்த்தது sari number one double zero seven pallu and blouse magenta கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க பீகாக் ப்ளூ இதுவுமே உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் எயிட் இன்ச் பார்டர் வந்துடுது ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே இமீடியட்டாக வாட்ஸ்அப் மூலமாக சாரீ கூட சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்